ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் Early in the morning, before the break of dawn, the silent tomb was empty. The risen Lord had gone. Three days before they crowned his head nailed him to the tree. The sacrifice was now complete, fulfilled. Antony's voice இணையதள என் அன்பு நேயர்களே பெரியவர்களே பெற்றோர்களே இளைஞர்களே குழந்தைகளே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தவ காலத்திலே நாம் தவத்தை மேற்கொண்டோம் புனித வாரத்தில் இயேசுவோடு பயணம் செய்தோம் இன்று வெற்றி வீரரான இயேசுவை என்று அல்லுலியா என்று சொல்லி வாழ்த்தி பாடியவரை போற்றுகிறோம் இயேசு ஒரு புரட்சியாளர் அவர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையின் வெளிப்பாடுதான் உயிர்ப்பு அவர் உயிர்த்ததால் தான் இன்று உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறார் அறியப்பட்டிருக்கிறார் அவர் உயிர்த்த பிறகு அவருடைய கொள்கை அவருடைய வருகை அவருடைய செய்தி அனைத்தும் வெளிப்பட்டிருக்கிறது உலகம் முழுக்க அறைகிறது என்ன அப்படிப்பட்ட செய்தி அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் ஏன் பாடுபட்டார் ஏன் உயிர் தெழுந்தார் நம்மை அன்பு செய்ய நமக்கு அனைத்தையும் கற்றுத்தர நாம் மன்னிக்க அன்புறவு கொண்டு வாழ ஒரு புதிய சமுதாயம் படைக்க இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார் வெற்றி வீரராய் உயிர் தெழுந்தார் அமன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் உயிர்ப்பின் மக்கள் நாம் உயிர்ப்பின் மக்கள் இயேசுவின் மக்கள் ஒரு புதிய சமுதாயத்தின் மக்கள் இயேசு ஒரு புரட்சியாளர் அன்பின் புரட்சியை செய்தார் மன்னிப்பின் புரட்சியை செய்தார் தியாகத்தின் புரட்சியை செய்தார் கருணையின் புரட்சியை செய்தார் அவர் செய்ததெல்லாம் புரட்சி தான் வித்தியாசமான இறைவன் இறை வித்தியாசமான ஒரு கடவுள் வித்தியாசமான ஒரு அற்புதமான மனிதர் அவர் வாழ்ந்ததை போல் நாமும் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தந்திருக்கிறவர் நான் செய்ததை போல் நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு அறைகோல் விடுக்கிறார் நான் செய்து விட்டேன் நீங்கள் செய்யுங்கள் நான் அன்பு செய்தேன் நீங்களும் அன்பு செய்யுங்கள் நான் மன்னித்து விட்டேன் நீங்களும் மன்னியுங்கள் இதுதான் இயேசுவின் கொள்கை அந்த புதிய சமுதாயம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் மதத்தை உருவாக்க வரவில்லை ஒரு புதிய மார்க்கத்தை புதிய பாதையை புதிய ஒரு சமுதாயத்தை தான் படைக்க இயேசு மறித்தார் உயிர்த்தார் வித்தியாசமான ஒரு அனுபவங்க இயேசு வித்தியாசமான ஒரு மனிதருங்க இயேசு வித்தியாசமான கடவுளுங்க எல்லோரையும் போல அல்ல வித்தியாசமான கடவுள் நமக்காய் மறித்த கடவுள் நமக்காய் உயிர்த்த கடவுள் நமக்கு வாழ்வு தந்த கடவுள் பவுலடிகளார் சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தவர்களாயின் மேல் உலகை சார்ந்தவற்றையே நாடுங்கள் இந்த கீழ் உலகத்துல அந்த அன்பு இல்லை மன்னிப்பு இல்லை ஒற்றுமை இல்லை மகிழ்ச்சி இல்லை எதுவுமே கிடையாது காரணம் இன்னைக்கு அப்படிப்பட்ட நற்பண்புகளை விதைக்கின்றவர்களுக்கு மதிப்பு இல்லை அந்த நட்பு நற்பண்புகளுக்கு விலை இல்லை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை தான் தோண்டித்தனமாக வாழ்வது இயேசுவை பின்பற்றியவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு வித்தியாசமான சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும் அப்படித்தான் இயேசுவை அறிந்தவர்கள் ஆதி திருச்சபையிலே இயேசு உயிர்த்த பிறகு அப்போ தொடங்கி எல்லாருமே அப்படி வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று அது நீர்த்து விட்டது அப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு இன்னும் இல்லை அப்படிப்பட்ட இயேசுவை நாம் இன்னும் பிரதிபலிக்கல அப்படிப்பட்ட இயேசு புரட்சியாளரான இயேசுவை நாம் இன்னும் வாழலை உங்களையும் என்னையும் இயேசுவாக புரட்சியாளராக இறைவன் எதிர்பார்க்கிறார் அன்பின் புரட்சியாளனாக சமாதானத்தின் புரட்சியாளனாக மன்னிப்பின் புரட்சியாளனாக இன்னைக்கு குடும்பங்களை சமாதானம் வேணும் அன்பு வேணும் ஒற்றுமை வேணும் மகிழ்ச்சி வேணும் இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம் கீழ் உலகில் கிடைக்காதுங்க மேல் உலகை சார்ந்தவற்றையே நாட வேண்டும் விண்ணகத்தில் இருப்பது மன்னகத்தில் வர வேண்டும் என்று நாம் வேண்டுகிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தந்தவர் இயேசு அற்புதமான விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம் அந்த விழாவிலே நீங்களும் நானும் பங்கெடுத்து ஒரு புதிய சமுதாயத்திலே இயேசுவை போல புதிய புரட்சியாளனாக புதிய பாதையில் வழி நடந்து பிறரையும் அவ்வழிக்கிட்டு செல்லக்கூடிய அற்புதமான பணியில் நாம் இருக்கிறோம் வாழ்வோமா இயேசு விடுவித்தார் இயேசு வாழ்வு தருகிறார் இயேசுவே உண்மை வாழ்வு வழி ஒளி நீங்களும் நானும் அதன் பங்குதாரர்கள் ஒளியாக வழியாக வாழ்வாக மாறுவோம் இயேசுவை இவ்வுலகில் வாழ்வோம் அல்லே லுயா இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியம் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜபிப்போம் அன்பின் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகில் இந்த மண் உலகிலே எங்களுக்கு ஒரு புதிய விடியலையும் புதிய பாதையையும் புதிய விடுதலையும் தர சித்தமானதற்கு நன்றி ஆண்டவரே இயேசு வழியாகும் திருமகன் வழியாக எங்களுக்கு அனைத்தையும் கற்று தந்திருக்கிறீர் நாங்கள் மறந்து போயிருந்தாலும் இன்று நாங்கள் மீண்டுமாக அவரோடு இறந்து புதைக்கப்பட்டவர்களாக உயிர் திறந்தவர்களாக மேல் உலகை சார்ந்தவர்களாகவே நாங்கள் வாழ்வதற்கு இதோ நாங்கள் இன்று உம்மிடம் எங்களை ஒப்படைக்கிறோம் அன்பு தந்தையரைவா உம் திருமகனை அன்பு செய்ததைப் போல திருமகனை லட்சியவாதியாய் உருவாக்கியதைப் போல திருமகனை அப்படிப்பட்ட புதிய பாதையிலே நடத்தி செல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பியதை போல எங்களையும் அனுப்புங்கள் எங்களையும் ஆசீர்வதியுங்கள் எங்களுக்கும் அந்த லட்சியத்தையும் புதிய பாதையும் தந்து திறந்து விடுங்கள் நாங்கள் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்த அற்புத இயேசு கிறிஸ்து நாமத்திலே உமை நோக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் வாழ்வையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக ஆமேன் உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜெப ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மதிய வாழ்க